ரைட் எடுத்து கடாயில் ஊற்றிட்டு நல்லா கட்ட கடன்னு குழப்பி எடுத்தா ஜெல்லி ஆயிருமா லெட்ஸ் ட்ரை டே புட்டா ஜெல்லி சாய் போற வரியா இது அந்த ஸ்ப்ரைட் எக்ஸ்பெரிமெண்ட்டா ஆமா அதெல்லாம் வராதடா நீயே போய் பண்ணு போ சரிதான் போடா நம்ம ட்ரை பண்றோம் மக்களே அட போங்கடா கடுப்பா இருக்குது ஐயோ கரண்டி விட்டு சுத்தாம கருகி போச்சே இப்ப ஜெல்லி வேஸ்டா போச்சா என்ன பண்றது ஐடியா மக்களே ஒரு வழியா நம்ம ஜெல்லியை கொண்டு வந்துட்டோம் என்ன கலர் மாதிரி இருக்கு மக்களே ஆக்சுவலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உண்மைதான் என்ன தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆனா என்ன மாதிரியே வந்து கரண்டி விட்டு தொலைவதுக்கு மறந்துடாதீங்க எனக்கு எப்படியும் புட்டா பாத்ரூம்ல தான் இருக்க போறான்னு நினைக்கிறேன் பாய் மக்களே அம்மா அம்மா நான் கொஞ்ச நேரம் மலையில போய் குளிச்சிட்டு வரேம்மா ப்ளீஸ்மா மலையில குளிக்க போறியா லே விளையாடதா இருந்தா விளையாடு அல்ல போய் படுத்து தூங்கல மலையில குளிக்க போற ஆளை பாரு காய்ச்சல் இருந்தா யாரில் பாப்பா லீ ரிசப்பு லீ மலையில குளிப்போம் வா நான் வாரேன் நான் வாரேன் வா வா வா வா அம்மா அம்மா A few minutes later. அம்மா இல்லை யார்கிட்ட அம்மா இருந்தா நாளைக்கு காய்ச்சல் இன்னும் நல்ல இருக்கும் போ போய் தலையை தி நெக்ஸ்ட் லே மக்களே அம்மா மக்களே அம்மைக்கு பக்கத்து போய் ஒரு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு அம்மா நேத்து எனக்கு தெரியாம நீங்க மலையில குளிச்சிங்க தானே டே டே டே பொறுமையா வாடா நான் லட்சுமியோடி இருக்கானா லட்சுமியோடியா டே யானை வீடு தாண்டா இருக்கு லட்சுமி வீடு இல்லடா லட்சுமி வீடு இல்லையா இல்ல எல்லாம் ஒண்ணு தாண்டா இந்த யானை வீடியை வாங்கிட்டு போ நான் லட்சுமி வீடு தானா வேணும் டே இந்த படம் யானை படம் ஓட்டிருந்தா யானை வீடு லட்சுமி சாமி படம் ஓட்டிருந்தா லட்சுமி வீடு குருவி இருக்கு பாத்தியா அதோட படம் ஓட்டிருந்தா குருவி வீடு அவ்வளவுதான்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி வீடு சவுண்டு வேற மாதிரி இருக்கும் யானை வீடு சவுண்டு வேற மாதிரி இருக்கும் நீங்க என்ன ஏமாத்துறீங்க ரொம்ப கடுப்பேத்துறானே இப்போ என்ன பண்ணுறது சரி நீ என்ன பண்ணுற ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வா உனக்கு லட்சுமி ரெடி பண்ணிக்கிறேன் சரியா ஆ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் வந்துருவேன் லட்சுமி எடுத்து வைங்க சரியா பாய் நான் லட்சுமி இருக்கானா இப்போ இந்த லட்சுமிடா அந்த எடுத்துட்டு நான் முடிஞ்சுதுடா அந்த தட்டுமா இந்த லட்சுமியடி லட்சுமியடி ஜாலி மா குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சிடறமா ஏய் என்ன வைக்க போற குழம்பு எத்து உள்ள வைக்க போறேன் ஒரு வேலைக்கு ஒரு குழம்பு வைக்கிறது அதை ஒரு வாரம் வச்சு ஓட்டுறது ஏண்டா கடவுள் எனக்கு மூக்கு படிக்கலனா மூசி போனது எவ்வளோ வேணா எத்து உள்ள வைப்பீங்களாடா ஆ உங்ககிட்ட நான் உனக்கு கேக்குறேன் நீ எவ்வளவு வாட்டி குளிப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பேன் என்ன மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் குளிப்பாட்டுங்கடா உள்ள கப்பு நான் தாங்க முடியலடா சரி விடு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு நாளைக்கு கண்டிப்பா உனக்கு குளிப்பாட்டுறேன் சரியா